hi everyone welcome to genius bird நான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஃபினான்ஷியலாக நம்ம நிறையா பாதிக்கப்படுறோம் இம்பேக்ட் ஆகிறோம் என்னால் ஃபினான்ஸ் வந்து சில திடீர்னு ஏற்படுற நிகழ்வுகளால் தவிர்க்க முடியாத நிகழ் நிகழ்வுகளால் ஃபினான்ஸ் வந்து கரையுது என்னோட அசட்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஏற்பட்டிருக்கும் நிறைய பேத்துக்கு நான் ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்தாக வந்து எந்த விதமான வீடியோஸும் யூடியூப்பில் போடலங்க ஏதுனா என்னோட மேரேஜ் இப்போ தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்கு நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் ஸோ இப்போ அந்த கேப்பில் பாத்தீங்கன்னா ரெண்டு இமெயில் வந்துருந்தது அதில் மெயினான இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க ஹெல்த்து சரியில்லை அப்படின்னா ஹெல்த்து தான் வெல்த்துன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த வெல்த்துக்காக நம்ம ஹெல்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஹெல்த்தே போயிடுது ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி வேஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ணலாம் என்ன மாதிரி மெத்தட் இருக்குது எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வெல்த்தும் ஹெல்த்தையும் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்னென்னா health insurance health insurance plan எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு ஏதாவது நம்ம உடம்புக்கோ எதுக்கோ ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ யாருக்கோ அது ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வருதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த பர்சன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த விதமான உங்களோட சேவிங்ஸோ அசட்டோ எதுவுமே கிடையாது அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது இல்லை உயிரே போயிடுது அப்படின்னா உங்களோட அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எந்த பர்சன் எடுத்திருந்தாங்களோ அந்த பர்சனோட ஃபேமிலியோ அந்த நாமினிக்கோ செர்டைன் அமௌண்ட் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான அமௌண்ட்டு அவங்க கொடுப்பாங்க எவ்வளோ நீங்கள் டேர்ம் எடுத்திருக்கீங்க சம்பஷூல் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு அதுலேருந்து ஒன் நாட் ஃபைவ் பர்சன்ட் இல்லை one naught ten percent depends அந்த பாலிசி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் நீங்கள் இறந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலிக்கு அந்த நாமினிக்கு போயிட்டு அமௌண்ட்டு கிடைக்கும் அது நிறைய பேங்க்ஸில் வந்து கொடுக்குறாங்க எல்ஐசி கூட கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் எங்கேனாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனுக்கு தேவையானது அந்த ஃபேம் ஒரு பர்சன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி ஓரளவு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் சேவிங்ஸ் பற்றியே யோசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு வர RD recurring deposit FD fixed deposit போகலாம் என்கிட்ட மொத்தமாக பணம் வருங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இவ்வளோ பணம் எனக்கு வந்து மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலும் சேர்ந்து எனக்கு கிடைக்கணும் அப்படி கூட நீங்கள் எஃப்டியில் சூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டி பொறுத்தவரை என்னென்னா நம்ம ரெகுலர் இன்டர்வலில் எவ்ரி மந்த்து ஒரு டேட்டில் போடுறீங்கன்னா அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே இருக்குது ஃபிஃப்டி ருபி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஆர்டி போடலாம் மாதம் மாதம் நீங்கள் ரெகுலராக மினிமம் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க்கில் three month six month nine twelve one two three அந்த மாதிரி ஃபைவ் இயர்ஸ் அந்த அதுக்கு மேலே கூட சில பேங்க்ஸில் இருக்குது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ப்ரைவேட் செக்டர்ஸ் போனீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பேரிங் டு நேஷனலிஸ்ட் பேங்க்ஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி இதுக்கு இதில் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க அதை நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ணி ரீஃபைல் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது இல்லாமல் எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்து அதிகமாக வேணும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்கு இதில் அவங்க நம்ம பேசிக்காக என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா lump sum and then systematic investment plan பற்றி பார்க்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் uh, எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தாங்க லம்சம் மொத்தமாக என்கிட்ட பணம் இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபண்டு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க அதில் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அதை எப்போனாலும் எடுத்துக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆனால் அது வந்து டேக்ஸபிள் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கேபிட்டல் கெயின் ஆகுதோ அதுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் இயரில் எடுத்தால் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதுக்கப்புறம் எடுத்தால் ten percent depends on the fund வந்து இது வேரி ஆகும் நம்ம எந்த ஃபண்டில் போடுறோமோ அது ஆனால் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் எல்லாம் இதே மாதிரி தான் என்னன்னா நம்ம ஆர்டி போடுற மாதிரி மந்த்லி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா போடலாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்னா நிறைய பணம் போடணும் கிடையாது ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது ஆனால் இது வந்து நீங்கள் டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் எடுத்துட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும் அது பேலன்ஸ் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க இது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே எனக்கு டேக்ஸ் இல்லாமல் என்ன ஃபண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் இஎல்எஸ்எஸ் e ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மூணு வருஷம் லாக் பீரியட் இல்லை ஃபைவ் இயர்ஸ் மினிமமாக மூணு வருஷம் லாக் பீரியட் நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்களோ மூணு வருஷத்துக்கு உங்களால் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் வர்றது வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஃபண்டு தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அதுக்கெல்லாம் டேக்ஸ் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா நிறைய பிளான் இருக்குது இந்த லம்சம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான்லாம் இருக்குது அதெல்லாம் லேட்டரான அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அது தவிர்த்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது அதுக்கப்புறம் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் இருக்குது கிசான் விகாஸ் பத்திராங்கிற ஒரு பிளான் இருக்குது அது மாதிரி அப்புறம் பிபிஎஃப் இருக்குது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் லாக் பீரியட் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு நான் மாதம் ஒரு ரூபாய் போடுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ரூபாய் போடலாம் அப்படியே மாதம் மாதம் போட்டுட்டு இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு டேர்முக்கு நீங்கள் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டுவெல் தௌசண்ட் வருதா அந்த இதை நீங்கள் ஒரே தடவையாக கூட கட்டலாம் இல்லை எனக்கு இப்போ டுவெல் தௌசண்ட் இருக்கு டுவெல் தௌசண்ட் கட்டுறேன் அடுத்த மாதம் ஒரு ஒரு இன்னொரு ஒரு two thousand three thousand extra கட்டுறேன்னா கூட அது மாதிரி கட்டலாம் அது ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரை நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியாது இது எல்ஐசிக்கும் இந்த பிபிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பணத்தோட இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆகி வர்றது பிபிஎஃப்லேருந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு எது ஏற்பட்டாலும் உங்களோட நாமினிக்கு அந்த பணம் போயிடும் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க என்னவோ ஆனால் உங்களுக்கு அடிபட்டுருச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போயிடுச்சு அப்படின்னா எல்ஐசிலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா சம்பாஷூர்லேருந்து ஒன் நாட் ஃபைவ் இல்லை ஒன் நாட் டென் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குங்க ஈவன் நீங்கள் கம்மியாக கட்டியிருந்தா கூட இதுதான் இதுக்கும் பிபிஎஃப்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஃபண்ட்லாம் இருக்குது பாண்டில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதில் போய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது எனக்கு பில்டிங்ஸு ப்ராப்பர்ட்டி அசட் வாங்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அது உங்களோட எந்த ஏரியாவில் எந்த மாதிரி லொக்கேஷனில் வாங்கலாம் அப்படின்னு அது வந்து அதுவுமே கிட்டத்தட்ட லாங் டேர்முக்கு எல்லாமே லாங் டேர்ம் தாங்க நீங்கள் கொஞ்சமாக அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ணி லாங் டேர்ம் ஒரு twenty five thirty years save பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா எல்லா இதுவுமே ஃபண்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் நார்மலாக நீங்கள் போடுற ஆர்டியாக இருக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு நிறையா டபுள் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது டபுள் ட்ரிபிள் ஆக கூட ஈவன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு மந்த்லி சேவ் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லாம் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம மெயினாக எப்படி பேசிவ் இன்கம் பற்றி பார்க்கலாம் எப்படி வந்து நீங்கள் பேசிவ் இன்கம்னா என்னென்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்ப கூட ஒரு விஷயத்துலேருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படின்னா அதுதாங்க பேசிவ் இன்கம் நீங்கள் எப்பயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அதுலேருந்து இன்னமும் அந்த விஷயம் வந்து அதுலேருந்து பணம் வருது அதுதான் passive income for example YouTube கூட ஒரு பேசிவ் இன்கம் தான் நீங்கள் இன்னைக்கு போடுற வீடியோ வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு கூட யார் வேணாலும் பார்க்கலாம் அது ஒரு விதமான பேசிவ் இன்கம் இந்த மாதிரி நிறையா என்ன மாதிரி வேஸ்லாம் இருக்குது பேசிவ் இன்கம் க்ரியேட் பண்ண அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் upcoming thank you so much for வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் தென் uh, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் மறக்காமல் மேலும் இது போல் வீடியோ மற்றும் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கனை second time